அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம crude oil one minute chart பார்க்குறோம் இன்றைக்கி டே ஆகஸ்ட் எயிட்டீன் இப்போ டைம் வந்து ஒரு ஒன் தேர்ட்டி ஆக போகுது ஆக்சுவலி யூரோப்பியன் மார்க்கெட் அந்த மொமெண்டம்லாம் இருக்க போது கரெக்டாக அந்த டயத்தில் நமக்கு ஒரு பைக்கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு ஸோ பைக்கால் அப்படின்றனாலே green colour candle buy at seven zero one ஃபோர்னு நமக்கு ஒரு என்ட்ரி பாயிண்ட்டோட கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு ஸோ எவ்ரிடே நம்ம டுவெல்பிஎம் மார்க்கெட் அனலைஸ் பண்ணுவோம் நமக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி பழைய கான்ட்ராக்ட் கொஞ்சம் எக்ஸ்பீரி ஆகுது அதனால் நம்ம வந்து நியூ கான்ட்ராக்ட் ஷோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நியூ கான்ட்ராக்டில் கால் எப்படி ஜெனரேட் ஆகுதுன்றதை உங்களுக்கு நாங்கள் காட்டுறோம் இந்த கான்ட்ராக்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ பை கால் வந்திருக்கு இதுக்கு ப்ரீவியஸ் பார்த்தீங்கன்னா செல் கால் அதான் உங்களுக்கு கேண்டில்ஸ் எல்லாமே பாருங்கள் பார்க்குறக்கு ரெட் கலரில் இருக்குது இது ஆக்சுவலி டுவெல் பிஎம்க்கு முன்னாடியே வந்துருச்சு லெவன் தேர்ட்டிக்கு செவன் ஜீரோ ஒன் டூ அப்படின்ற ரேஞ்சில் வந்துச்சு வந்துட்டு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் என்ட்ரி பாயிண்ட் அதுக்கப்புறம் டவுனில் இறங்க ஆரம்பிச்சு அதுக்கடுத்து ஒரு டுவெல் ஓ கிளாக் கிட்ட தான் ஃபஸ்ட் டாரட் அச்சீவ் பண்ணுச்சு அதுக்கப்புறம் மார்க்கெட் டவுனில் செகண்ட் டாரட் இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரெக்கவரி ஆகி மேலே வந்ததில் மார்க்கெட் இப்போ நமக்கு ஒரு பாசிட்டிவாக வந்து ரெக்கவரி கொடுக்குது ஸோ இந்த மொமெண்டம் அப்படியே மேலே போகுதா இல்லை கீழே வருதா மார்க்கெட்டினுடைய வாலட்டைல் எப்படி இருக்குது கரெக்டாக அந்த யூரோப்பியன் மார்க்கெட் அந்த மொமெண்டம் அது ஓப்பன் ஆக போகிற நேரத்தில் வந்திருக்கனால நல்ல ஒரு வாலட்டைல் வேறு இருக்கும் ஏன்னா வால்யூம் வந்து சடனாக சர்ஜ் ஆகும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது ஸோ இது எப்படி பாசிட்டிவாக அமைதா இல்லை நெகட்டிவாக போகுதான்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம் பைக்கால் ஜெனரேட் ஆனது ஃபஸ்ட்டு ஒரு த்ரீ மினிட்ஸ் மட்டும் பாருங்கள் என்ட்ரி பாயிண்ட்டுக்கு கீழே தான் ட்ரேடிங் போச்சு பட் ஃபோர்த் கேண்டில் சடனாக ஒரு பிக் மூமெண்ட் அப்பர் சைடில் கொடுத்ததில் மார்க்கெட் தளத்துலன்னு மா மேலே போச்சு அடுத்து இப்போ ஒரு ஃபிஃப்த் கேண்டில் ஓப்பன் ஆனதில் பாருங்கள் ஃபஸ்ட் அட் பிரேக் அவுட் பண்ணியிருக்கு செவன் ஜீரோ ஒன் ஃபோரில் வந்தது இப்போ த்ரீ ஃபைவ்க்கு மேலே ட்ரேடிங் வந்து போய்கிட்டு இருக்கு இந்த மாதிரி தான் நமக்கு டுவெல் பிஎம்க்கு அப்புறம் கிடச்சிருக்க ஒரு பைக்கால் பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் ஆயிருக்கு ஸோ நியூ மந்த் நியூ கான்ட்ராக்டில் நமக்கு கிடைச்ச ஒரு கால் நல்லாவே வந்து டார்கெட்டை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு உங்களுக்கு இந்த சார்ட் வேணும் இது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும்னா வாட்ஸ்அப்பில் ஹை மெசேஜ் அனுப்புங்க டீட்டெயில் அனுப்புகிறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் தேங்க்யூ